குழந்தை உற்சாகமாக பொருட்களை அளக்க கற்றுக்கொள்ள ஸ்கேல் பயன்படுத்தாமல் தினம் உபயோகம் செய்யும் பொருட்களை பயன்படுத்தலாம் உதாரணமா ஒரு பென்சிலை கொண்டு எத்தனை பென்சில் நீளம் உள்ளது இந்த மேசை என கேட்கலாம் பென்சிலை மேசையின் ஒரு முனையில் வைத்து எத்தனை முறை வைத்தால் அடுத்த முனையை அளக்க முடியும் என நீங்கள் செய்து காட்டலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு பின்னர் குழந்தை வேறு பொருட்களை அளக்க எடுத்துக்கொள்ளலாம் அளவுகோலாக எந்த பொருள் கிடைக்கிறதோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்படி செய்வதால் குழந்தை மகிழ்ச்சியாக அளக்க கற்றுக்கொள்ளும்